இன்றைய தினம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த பிறந்திருக்கக்கூடிய ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் விருச்சிக ராசி நேயர்களே விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் மத்தியமமான பலன்தான் நடக்குது குருவும் சனீஸ்வர பகவானும் உங்களுக்கு பெரிய அளவில் சாதகமாக இல்லை சனீஸ்வரன் ஜனவரி மாதம் மூன்றாவது வீட்டில் இத்தனை காலமும் சஞ்சரித்து வந்த சனீஸ்வரன் நான்காவது வீட்டுக்கு போகிறார் சனி நாலில் இருந்தால் அர்த்தாஷ்டம சனி என்று பேர் அர்த்தம் என்றால் பாதி அட்டம சனி என்றால் எட்டில் சனி இருந்தால் அட்டமத்து சனி எட்டில் பாதி நாலில் சனி இருந்தால் அர்த்த அட்டம சனி எட்டில் பாதி அர்த்த அட்டம் எட்டில் பாதி நாலு அப்போ அர்த்த அஷ்டம சனி உங்களுக்கு நடக்குது அப்போ நாலாவது வீட்டில் சனீஸ்வரன் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலத்தை அர்த்தாஷ்டம சனி என்று சொல்வார்கள் நாளில் சனீஸ்வரன் சஞ்சாரம் செய்கின்றார் சுகபோக வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுத்துவார் நாலாவது வீடை சொல்கிறது சுகஸ்தானம்னு சொல்கிறது அதனால் சுகபோக வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுத்துவார் நாலாவது வீடு கல்வியை குடிக்கக்கூடிய வீடு கல்வியில் சில தடைகள் ஆரம்ப கல்வியில் தடைகளை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பாக இருக்குது நாலாவது வீடை மாத்துருஸ்தானம்னு சொல்கிறது அந்த மாத்துருஸ்தானத்தில் சனி சஞ்சாரம் செய்கிறதுனால தாயாரின் உடல் நிலையில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும் தாயாருக்கு கொஞ்சம் கூடாமல் போகலாம் தாயாரில் உடல் நிலையில் அதிக அக்கறை செலுத்த வேணும் குருவை பொறுத்தவரையில் பஞ்சமஸ்தானம்னு நல்ல இடத்துல இருந்து வந்த குரு பகவான் மறைவு ஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஆறாவது வீட்டுக்கு ஏப்ரல் மாதம் போகிறார் அப்போ குரு பலன் இப்போ இருக்கா இல்லையாண்டா ஏப்ரலுக்கு பிறகு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு பலன் இல்லை ஏப்ரலுக்கு முன்னுக்கு நீங்கள் ஏதாவது நல்ல விஷயங்கள் செய்ய வேண்டுமாக இருந்தால் ஏப்ரல் மாதத்துக்கு முன்னுக்கு செஞ்சு கொள்ளுங்கோ ஏப்ரலுக்கு பிறகு மே மாதத்துக்கு பிறகு குரு பகவான் ஆறாவது வீட்டுக்கு போகிறார் அது அவ்வளவு நன்மை இல்லை அதே நேரத்தில் தெய்வ வழிபாடுகள் செய்வது மிக அருமையான காலம் இது இறைவனை வழிபடுவதற்கு கோயில்களுக்கு போகிறதுக்கு குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு தீர்த்த யாத்திரை செய்வதற்கு ஆலயத்தில் பணிபுரிவதற்கு அல்லது ஆலயத்தில் சிரமதானம் செய்வதற்கு ஆலய திருப்பணிகளுக்கு உதவி செய்வதற்கு அன்னதானம் போடுவதற்கு எல்லாம் ஏற்ற காலமாக இருக்கிறது ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கும் நான் முதலே சொன்னேன் சுகஸ்தானம் கெட்டுப்போனால் ஆரோக்கியம் கவனமாக இருக்க வேண்டும் ஏதாவது நோய் இந்த அர்த்தாஷ்டம சனியும் அட்டமத்தை சனியின் தான் பல பேருக்கு நோய்கள் தொடங்கிறது பாருங்க அட்டமத்து சனியும் அர்த்தாஷ்டம சனியில் தான் ஐயா எனக்கு டாக்டர் ப்ரெஷருக்கு மருந்து குடிக்க சொல்லிட்டார் இவ்வளவு காலமாக நான் இருந்தேன் இப்போ எனக்கு ப்ரெஷர் வந்துட்டு ஐயா ப்ரெஷருக்கு மாத்திரை துடைக்கிறேன் திரும்ப இன்னொருத்தர் சொல்லுறேன் சுகர் வந்துட்டுது ஐயா கனகாலமாக வருமோ வருமோன்னு யோசிச்சு கொண்டு இருந்தேன் இப்போ என்னமோ சுகர் வந்துட்டுது சுகருக்கு மருந்து எடுக்கிறேன் சுகருக்கு ஏற்கனவே மருந்து குடிக்கிறவர் என்ன சொல்லுவார் ஐயா நான் சுகருக்கு ஊசி போட தொடங்கிட்டேன் சுகர் ஏறிட்டுது இப்படி புதிய வருத்தங்கள் வருத்தங்கள் நோய்கள் ஆரம்பிக்கக்கூடிய காலம் இந்த அர்த்த அஷ்டம சனியும் அட்டமத்து சனியிலையும் தான் புது புது நோய்கள் எங்களை வந்து தாக்கும் அதனால் ஆரோக்கியம் என்ன செய்யணும் தேவைப்பட்ட மருத்துவ பரிசோதனைகளை செய்து கொள்ளுங்கள் பொதுவாக சொல்கிறோம் நான் ஐம்பது வயசுக்கு முன்னுக்கு ஐம்பது வயசான வருஷத்துக்கு ஒருக்கா இப்போ காலம் மாறிட்டு ஐம்பது வயசு இப்போ நாற்பது வயசுன்றாங்க நாற்பது வயசு வந்தாலே ஒரு முறை முழுமையாக உடம்பை செக் பண்ணி கொள்ளுங்கோ ஒரு க நாற்பது இன்னும் பத்து வருஷத்துக்கு பிறகு அது முப்பது வயசாக மாறுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது தேவைப்பட்ட மருத்துவ பரிசோதனைகளை செய்து கொள்ளுங்கள் தேவைப்பட்ட மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் டாக்டர் சொல்கிற மாதிரி மறந்த குடிங்கோ நீங்களாம் உங்களோட இஷ்டப்பட்டுக்கு இஷ்டத்துக்கு மாற்றாமல் டாக்டர் என்ன சொல்கிறாரோ அந்த மாதிரி மருந்துகளை குடியுங்கோ ஆரோக்கியம் கவனமாக ஆரோக்கியம் கவனமாக இருக்கணும்டா என்ன செய்யணும் ஒன்றுமில்லை உடல் பயிற்சி செய்ய வேண்டும் வாக்கிங் நடக்க வேண்டும் உடல் பயிற்சி பிராணாயாமம் யோகாசனம் எத்தனையோ விஷயம் இருக்குது ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு விதமான யோகாசனங்கள் ப்ரெஷர் உள்ளாக்கள் என்னென்ன யோகாசனம் செய்ய வேண்டும் சுகர் உள்ளாக்கள் என்னென்ன யோகாசனம் செய்ய வேண்டும் நாரி பிடிப்பு வலியுள்ளவர்கள் என்ன யோகாசனம் செய்ய வேண்டும் மூட்டு வலியுள்ளவர்கள் என்ன யோகாசனம்னு யோகாசனம் வந்து ஒரு அற்புதமான கலை எந்த வயதினரும் அதை செய்யலாம் ஆனால் உங்களுடைய வயசுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு வாங்கும் அதே நேரத்தில் அடிவயிறு பாதம் நரம்பு தோல் இந்த இடத்துல எல்லாம் நோய் வாரத்துக்கு வாய்ப்பு அதிகம் அடி வயிற்றில் சின்னனா வலி வாரத்துக்கு வாய்ப்பு அதிகம் நரம்பு சம்பந்தமான நோய்கள் ஸ்கின் டிசீஸ் தோல் சம்பந்தமான நோய்கள் இதெல்லாம் வர பாதம் கால் எரியிறது கால் அடிக்கடி அடிபடுறது காலில் புண்ணு வாரது நிகச்சுத்து வாரது நிகம் கலர்றது கால் கல்லில் கால் அடிபடுறது காலில் புண்ணு வாரது இதெல்லாம் நடக்கும் வியாபாரத்தை பொறுத்தவரையில் வள்ளு கவனமாக இருக்க வேண்டும் நஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால வியாபாரத்தில் புதிய திட்டங்களை புகுத்தாதீர்கள் வாடிக்கையாளர்களோட கவனமாக நடந்து கொள்ளுங்கள் வாடிக்கையாளர்களை பகைத்து கொள்ளாதீர்கள் கூட வேலை செய்கிறவர்களோட போட்டி போடாதீர்கள் கூட வியாபாரம் செய்பவர்களோட கவனமாக இருந்து கொள்ளுங்கோ வியாபார விஷயத்தில் வாக்குவாதத்தை தவித்து விடுங்கள் வியாபாரத்தில் புதிய முதலீட்டை இப்போது செய்யாதீர்கள் நடக்கிறத அப்படியே சுமூகமாக செஞ்சு கொண்டு போகிற காலம்தான் இப்போ நடக்குது பொருளாதாரத்தில் கவனமாக இருங்கள் புதிய முதலீடுகளை தவிர்த்து விடுங்கள் கடன் வாங்கி இந்த கடன் வாங்கி அதை செய்கிறது அதை கடன் வாங்கி இதை செய்கிறது இந்த காசு அதில் போடுறது அந்த காசை இதில் போடுறது எப்படியாவது ரொட்டேஷன் அடிப்போம் என்று போனீங்கள்டா உங்களுடைய ரொட்டேஷன் இறுகி விடும் பொருளாதாரத்தில் இறுக்கமான சூழ்நிலை உருவாக வாய்ப்பு இருக்குது பொதுவாகவே நாட்டு நிலைமை சரியில்லை நாட்டிட பொருளாதாரம் உலக பொருளாதாரமே இறுகி இதில் எங்கட பொருளாதாரம் இருக்காமல் இருந்தால்தான் வியப்பு அதனால் பொருளாதாரத்தில் இறுக்கமான நிலைமை காணப்படும் அதே நேரத்தில் உடம்பில் கவனம் கொள்ளுங்கோ உடல் வலி ஏற்படும் உடம்பில் அசதி ஏற்படும் சோம்பேறித்தனம் சனீஸ்வரன் எட்டில் போனாலும் நாளில் வந்தாலும் கண்டச்சனி சனீஸ்வரனால் நாலு தினம் பிரச்சனை வரும் முதல்ல இன்றைக்கு பேசி கொண்டிருக்கோம் அர்த்தாஷ்டம சனி அடுத்தது அட்டம சனி ஏழில் சனி வந்தால் கண்டச்சனி ஏழரை சனி அது ஏழரை வருஷம் நடக்கும் கண்டச்சனி ரெண்டரை வருஷம் நடக்கும் அர்த்தாஷ்டம சனி ரெண்டரை வருஷம் நடக்கும் அட்டமத்து சனி ரெண்டரை வருஷம் நடக்கும் ஏழரை சனி ஏழரை வருஷம் நடக்கும் இந்த சனீஸ்வரனுடைய காலத்திலெல்லாம் மனிதனுக்கு சோம்பேறித்தன்மையை தந்து விடுவார் உற்சாகத்தை பழித்து விடுவார் உற்சாகம் இழந்து சோம்பேறிகளாக காணப்படுவீர்கள் தூங்கி கொண்டே இருப்பினம் உடம்பு அடித்து போட்ட மாதிரி இருக்கும் அசதியாக இருக்கும் எந்த வேலையும் ஒரு ஆர்வத்தோடு செய்ய முடியாமல் இருக்கும் அதிலெல்லாம் கவனமாக இருக்கும் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும் அதிகமான கோபம் பாரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள் நான் மூன்று மந்திரம் என்று சொல்லியிருக்கேன் ஒன்று கோபத்தை குறையுங்கோ பொறுமையாக இருங்கோ சகிப்புத்தன்மை விட்டு கொடுத்து நடக்கிறது இந்த நாலு விஷயத்தையும் செஞ்சீங்களா இருந்தால் சனீஸ்வரன் உங்களுக்கு கிட்டவே வரமாட்டார் பொறுமையாக இருக்க வேண்டும் விட்டு கொடுத்து நடக்க வேண்டும் சகிப்புத்தன்மையோடு இருக்க வேண்டும் இந்த மாதிரி கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னா சனீஸ்வரன்ட்டு இருந்து தப்புறத்துக்கு மிக முக்கியமான விஷயம் இந்த நாலு ஆயுதங்களை நீங்கள் கையில் வச்சுக்கொண்டு இருக்கும் கோபம் அதிகமாக வரும் வினாச காலே விபரீத புத்தி காலம் கெட்டு போச்சுன்னா எங்களோட புத்தியும் கெட்டு போயிடும் அதான் வினாசகால விபரீதமான புத்திகள் எல்லாம் வேலை செய்யுமா அப்போ சனி நாலில் இருந்தால் எட்டில் இருந்தால் ஏழரை சனி நடந்தால் கண்டச்சனி நடந்தால் கோபம் அதிகமாக வந்து கொண்டே இருக்கும் அதனால் சனி சரியில்லை கோபத்தை குறைக்கணும்னு நினச்சி கொள்ளுங்க வேற்று மதம் மொழியினர்களினால் ஓரளவு லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீ உங்களுடைய மதம் அல்லது உங்களுடைய மொழி இல்லாத வேற்று மதத்தினர் வேற்று மொழியினர்களினால் எங்களுடைய சகோதர இனத்தினால் இந்த ரா இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு லாபங்கள் வாரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது வஜ்ராசனம்ன்ற ஒரு ஆசனம் இருக்குது நெட்டில் தேடி பிடிங்க முழங்கால் இப்போ முஸ்லீம் மக்கள் பள்ளியில் தொழுறத்துக்கு உட்காந்துருப்பினம் பார்த்துருக்கீங்களோ இதைத்தான் சொல்கிறது வஜ்ராசனம் இஸ்லாமிய மதத்தவர்கள் பள்ளியில் தொழுறத்துக்கு முட்டுக்கால் முழங்கால் நீல் டவுன்னு சொல்லுவோம் முழங்கால உட்கார்ந்து தொழுவார்களே அப்படி உட்கார்ந்து இருக்கிறதுக்கு பேர் வஜ்ராசனம் இந்த சனீஸ்வரனால் பாதிப்பு ஏற்பட்டவர்கள் வஜ்ராசனம் நான் சொன்னேன் ஒவ்வொன்றுக்கு யோகாசனத்தில் ஒவ்வொன்றுக்கு நான் இப்போ ஒரு ஆராய்ச்சி ஒன்று செஞ்சு கொண்டு இருக்கிறேன் இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன ஆசனங்கள் பொருத்தமாக இருக்கும் இதை பற்றி நான் யோசிச்சு கொண்டு இருக்கிறேன் இதை பற்றி ஒரு ஆராய்ச்சி இதே மாதிரி நோய்களுக்கு ஒவ்வொரு யோகாசனம் இருக்குது ஒவ்வொரு வயசுக்கு செய்ய வேண்டிய யோகாசனம் வயிறு குறைக்கணுமா அதுக்கு ஒரு யோகாசனம் இருக்குது அதே மாதிரி கால் பலமடையணுமா அதுக்கு ஒரு யோகாசனம் இருக்குது முள்ளந்தண்டெலும்பில் பிரச்சனையா முள்ளந்தண்டெலும்பு பலப்படணுமா அதுக்குள் அது மாதிரி நான் என்ன யோசிக்கிறேன்டா பன்னெண்டு ராசிக்காரர்களும் செய்ய வேண்டிய யோகாசனம் இதில் சனீஸ்வரனுக்கு உண்டான யோகாசனம் வஜ்ராசனம் சனீஸ்வரன் காலை குடிக்கிறவர் வஜ்ராசனம் செய்தால் ஒரு கிலோமீட்டர் நீங்கள் நடந்துட்டு வந்தால் என்ன கா காலுக்கு தெம்பு கிடைக்குமோ அந்த தெம்பு அது கொஞ்சம் கஷ்டமானதான் நான் வஜ்ராசனம் செய்து வாருங்கள் மன அழுத்தம் அதிகமாக காணப்படும் மனசில் தேவையில்லாத அழுத்தங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் எதை மறக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து கொண்டு இருக்கும் எதை நீங்கள் வெறுக்கின்றீர்களோ அந்த விஷயம் நடந்து கொண்டு இருக்கும் எதை நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை நினைத்து கொண்டே இருப்பீர்கள் இதெல்லாம் பாடுபட்டவர்களுக்கு தான் இந்த விஷயங்கள் தெரியும் பெற்றோர்கள் விஷயத்தில் கவனமாக இருங்கோ தொழிலில் மாற்றம் உண்டாகும் புதிய சகவாசத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் கடன் தொல்லை உருவாகும் கவனமாக இருங்கள் வியாபாரிகளுக்கு கவனமாக இருக்க வேண்டும் உத்தியோகத்தர்கள் கவனமாக இருக்க வேண்டும் சனீஸ்வர வழிபாடு செய்ய வேண்டும் என்ன நேர்களே நீங்கள் அனைவரும் நீண்ட ஆயுள் நிறைந்த ஆரோக்கியம் நீங்காத செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்